அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ உங்களுடைய வேலை இப்போ அந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க நமக்கு செல் கால் வந்து இப்போ ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி கால்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்லேயே வரும் அந்த கால் பார்த்து ட்ரேடிங் பண்ணுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா sell at seven one three fine இருக்குது ஸோ இப்போ நீங்கள் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா செவன் ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல செல் பண்ணலாம் கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் லைன் ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த கேண்டில்ஸ் இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது அது வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை ட்ரெண்டுங்கிற க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் செல் ட்ரெண்டு இப்போ நமக்கு செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதனால் நமக்கு இப்போ பாருங்கள் ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இது மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கொடுக்கும் நம்மளுடைய வேலை ஜஸ்ட் இந்த சார்ட் வாட்ச் பண்ணிவிட்டு அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வர டார்கெட்ஸ் அண்ட் ஸ்டாப்லாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணனாலும் பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஓன் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வந்து கிடச்சிருக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வார் கிரைசிஸ் ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹெவி வாலட்டைலில் போயிட்டுருக்கு அதுலேயும் வந்து கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே பீக் நியூ ஹை வந்து போய்கிட்டே இருக்குது ஸோ அதில் நமக்கு வந்து இப்போ ஒரு க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ஒரு செல் கால் வந்து கிடச்சிருக்கு ஸோ அந்த செல் கால் பாருங்கள் நமக்கு ஃபஸ்ட் கேண்டில் நல்ல மூவ்மெண்ட் அந்த நல்ல மூவ்மெண்ட்டில் செவன் ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்தது செவன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது லெவன் பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு அதுக்கடுத்து இப்போ செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு ஒன் மினிட்லேயே ஆல்ரெடி வந்து ஒரு more than half target achieve பண்ணியிருக்கு ஸோ அடுத்து ஒரு half target half point reach கொடுத்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ண முடியும் நமக்கு ஃபஸ்ட் டாரட் என்ன ஷோ பண்ணுது அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் இருக்குல்ல அதான் ஃபஸ்ட் ஆர்ட் seven one one seven point eighteen இருக்குது so seven one one seven வரணும் so seven one one seven வந்து நமக்கு இப்போ ரீச் அவுட் கொடுத்துருக்கு நம்ம பேசிகிட்டு இருந்த ஜஸ்ட் இந்த டூ மினிட்ஸ் கேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச செல் கால் வந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு கண்டினியூஸாக பாருங்கள் டவுனில் இன்னும் இறங்கிக்கிட்டே இருக்குது செவன் ஒன் ஒன் டூ அந்த மாதிரி போயிட்டுருக்கு மோர் தேன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு வந்து போயிருக்கு ஸோ இந்த மாதிரி மாதம் நம்ம கிடைச்ச க்ரூட் ஆயில் ஒன் மினிட்ல கிடைச்ச செல் கால் ஒரு டூ மினிட்ஸ்லயே ஃபர்ஸ்ட் ஆர்ட்ட பிரேக் அவுட் பண்ணிருக்கு மார்க்கெட் அப்புறம் செவன் தௌசண்ட் பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூஸ் டவுன் பட் ஆனால் அந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நிற்க முடியல அதனால ரெக்கவரி அந்த ரெக்கவரியில் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப்டர்நூன்லேருந்து இப்போ ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக டவுனில் இறங்கினது ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் ரெக்கவரி அந்த ரெக்கவரியில் இப்போ செவன் தௌசண்ட் ரேஞ்ச் கிட்டேயே நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு buy at six nine nine eight அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்திருக்கு ஸோ நாங்கள் அந்த செல் கால் ட்ராவலான ரேஞ்சையும் காட்டுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் கால் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்துச்சு டூ மினிட்ஸில் அச்சீவ் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன் அதுக்கப்புறம் இப்போ ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ரெக்கவரி அந்த ரெக்கவரியில் நமக்கு பை கால் வந்து வந்திருக்கு ஸோ இது சிக்ஸ் நைன் நைன்டி எயிட்டில் வந்திருக்கு பை கால் மேலே பாருங்கள் இப்போயே வந்து டென் பாயிண்ட் மூமெண்ட் கொடுத்துருச்சு அதுக்கு மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் இதில் ஃபஸ்ட் டாரட் நமக்கு seven zero one five point fifteen இருக்குது so seven zero one six வரணும் எயிட்டீன் பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது இந்த எயிட்டீன் பாயிண்ட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாதிரி ஒவ்வொரு கேண்டில் கலரை சேஞ்ச் பண்ணி பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு நமக்கு கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் அந்த கால்ஸ் பார்த்து நீங்கள் உங்களுடைய ட்ரேட் பண்ணுறனால பண்ணலாம் இல்லை அதில் யூஸ் வர்ற ட்ரெண்டை பார்த்து உங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கிடைச்ச பை கால் தொடர் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆச்சு ஃபிஃப்த் மினிட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட் பிரேக் அவுட் அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸ் ரைசிங் இப்போ பாருங்கள் செகண்ட் டாரட் ரேஞ்சும் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ சிக்ஸ் நைன் நைன்டி எயிட்டில் வந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா இப்போ செவன் தௌசண்ட் தேர்ட்டி எயிட் மேலே ட்ரேடிங் ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு அப்புறம் ஒரு செல் கால் பை கால் கிடச்சிச்சு கிடச்ச ரெண்டு கால் மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ